Namaskaram and Pongal greetings to one and all. Pongal is the quintessential four-day-long harvest festival of Tamil Nadu. In Tamil, the word Pongal literally means overflowing, which signifies abundance and prosperity. At sunrise, people perform the symbolic ritual of boiling fresh milk in earthen or clay pots. And when the milk boils over and bubbles out of the vessel, people shout, Pongal o Pongal. Throughout Tamil Nadu, people discard old items, clean and decorate their homes with banana and mango leaves, and embellish the floor with decorative columns or patterns drawn on the ground using rice flour to usher in the new year. In keeping with the spirit of rejuvenation and celebration of nature's bounty, we bring to you tonight's cultural program. வணக்கம் ஈஷா பொங்கல் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் அந்த அறுவடையில் கிடைத்த புத்தரிசியை வெள்ளம் பால் நெய் சேர்த்து சூரியனுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும் இவ்விழா மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கின்றன போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என உலகெங்கும் உள்ள தமிழர்களால் உற்சாகமாக கொண்டாடப்படும் விழா இது We begin the program with a medley of Tamil folk songs presented by the students in culture. It's a joyful process. These songs capture the essence of our villages and our farmers and a deep understanding and sense of gratitude toward the earth we walk upon. இவ்விழாவின் அரும் தொன்மையின் கருத்தில் கொண்டு ஈஷா சம்ஸ்கிருதி மற்றும் ஈஷா ஹோம் ரூல் மாணவர்கள் வழங்கும் நாட்டுப்புறங்கள் Our next performance by the students of Isha Homeschool My mistake. Let's listen to the next song. next performance by the students of Isha Homeschool is a street play conceptualized by theater artist Dr. Velu Sarvanan. This play is the outcome of an intense three-day workshop. What's interesting to note is that several of the students in the play have little to no knowledge of Tamil, but still manage to pick up most of their dialogue. Street theater has traditionally been a medium for social awareness. This play, titled Kupai, or Garbage, tackles the problem of pollution. It follows a group of young boys from a poor fisherman community who see the threats of pollution on the roadside in which they play, in the waters in which they fish, and in the marketplace and urban areas in which they roam. Let's see if they can help us find solutions to this universal problem that faces us all. அடுத்து வருவது டாக்டர் வேலு சரவணன் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான தெருக்கூத்து திரு வேலு சரவணன் அவர்கள் குழந்தைகள் உலகில் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கும் கலைஞர் புதுவை பல்கலைக்கழகத்தின் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருப்பவர் இவர் நமது ஈஷா ஹோம்ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு மூன்று நாட்கள் கூத்துப்பட்டறை பயிற்சி அளித்தார் பொதுவாக தேர்கூத்து என்பது ஒரு தொன்மம் நாட்டார் கதை சீர்திருத்த கதை அல்லது விழிப்புணர்வு கதை ஒன்றை மையமாக வைத்து நிகழும் இன்று நாம் காண இருக்கும் தெருக்கூத்தில் குப்பைகளற்ற ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்க நம் மாணவர்கள் வழி சொல்கிறார்கள் ஈஷா ஹோம் ஸ்கூல் பெருமையுடன் வழங்கும் குப்பை இதோ உங்கள் பார்வைக்கு என்ற ஊரு கோயம்புத்தூர் பக்கத்துல சுண்டதா ஊத்துருப்பா ஆமா இங்க என்னத்துக்கு வந்த அதான்ப்பா பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு ஓரமா படுத்தேன்ப்பா உங்க ஊர் ஜனங்க குப்பையை கொட்டி இப்படி ஆக்கிவிட்டாங்க அந்த இடத்துல கட்டி சேர்க்காத எங்க ஊர் ஜனங்க குப்பையோட குப்பையோ ஒன்னையும் குப்பையில ஏத்திடுவாங்க ஓ உங்க ஊர்ல எப்படிதான் குப்பை கொட்டுவீங்களா ஆமா உங்க ஊர்ல என்ன பண்ணுவீங்களா அதான்ப்பா எங்க ஊர்ல குப்பை எல்லாம் வயல்ல போட்டு பயிர் வளர்ப்போம்ப்பா நாங்க குப்பை போடுவோம் குப்பை உட்காருவோம் குப்பை படுப்போம் ஓ இதுதான் சிங்கார சென்னையா ஊருக்கே போயிடுறேன்ப்பா ஊருக்கே போயிடேன்பா கடலை நம்பி பொழைச்சிட்டு இருந்தோம் வந்த வழியும் தெரியல ஒரு திசையும் புரியல திக்கு தெரியாத காட்டுல இப்படி கடக்குறோமடா வயல நம்னா வெளிச்சல் இல்ல கடல நம்னா மீன் இல்லை மண்ணோட மண்ணா போச்சே நம்ம வாழ்க்கை இப்போ என்னடா தேடுது parts of India, folk and tribal dances are an integral part of every occasion. They are an expression of joy and define the vitality of their vibrant communities. They are meant to be performed by the common man and thus are comprised of simple steps and movements. The first folk dance that we are going to see is performed by the Isha Samskriti students. When plows have turned the soil, raindrops have mingled with the sun and soaked the earth, and the farmer's toils have borne fruit, it is time to celebrate the most ancient bond, that of man and nature. Isha Samskriti presents a dance celebrating the harvest. வயலுள்ளே வளர்ந்த கதைகள் விவசாயியின் உழைப்பு துளிகள் துளியாலே கிடைத்த பயிர்கள் இப்பயிரை வளர்த்த உழவர்களின் வாழ்க்கை கதை இப்பொழுது ஈஷா சம்ஸ்கிருதி அவர்களின் கிராமிய நடனமாய் Thank you. Thank you. गी समी सि गा मा గరి గరి సని గ సరి గరి గ పద పమ గరి సరి గ పద ద పమ గరి గ పమ గరి గరి సని సరి గ ద పమ గరి సరి గ ద పమ గరి సరి గ తలపై மாட்ட கட்டி தரிச நிலத்தில் ஏற ஓட்டி ஏதால மண்ண கொத்தி நிலத்த உழுதோம் கலப்பையில மாட்ட கட்டி தரிச நிலத்தில் ஏற ஓட்டி ஏதால மண்ண கொத்தி நிலத்த உழுதோம் பாட்டு போட்டு తకు ధిన్ ధిన్నా ధిన్ ధిన్నా తాకుత తకు ధిన్ ధిన్నా ధిన్ ధిన్నా తాకుత తకు ధిన్ ధిన్నా తకు ధిన్ ధిన్నా తాకుత తకు ధిన్ ధిన్నా ధిన్ ధిన్నా తాకుత తకు ధిన్ ధిన్నా ధిన్ ధిన్నా తాకుత తకు ధిన్ ధిన్నా ధిన్ ధిన్నా తాకుత తకు ధిన్ ధిన్నా తకు ధిన్ ధిన్నా తాకుత తకు ధిన్ ధిన్నా తకు ధిన్ ధిన్నా రి సని సారి రి మామ పని మప మ పని ని సాని సరి మగరి సరి ని సదని పద మప మగరి మని ప మగరి సని స మరి రి పమ మని ని మప మ పని ని సాని సరి మగరి సరి ని సదని పద మప మగ తరు తరయన మేఘం పాసం తడ తరయన సత్తం కేటుం కుడు కుడు ఎన ఓడి నాగ మഴయు కుదిక్ష கரு கரு என மேகம் பார்த்தோம் தட தட என சத்தம் கேட்டோம் குடு குடு என ஓடி நாங்க மழையில் குதிச்சோம் மழையாலே விளைஞ்ச பூமி இதுதானே எங்கள் சாமி வளமான மண்ணின் பாசமழையும் அருளிச்சே மழையாலே விளைஞ்ச பூமி இதுதானே எங்கள் சாமி வளமான மண்ணின் பாசமழையும் அருளிச்சே సమాగ పమని ద పమ గమరి మగరి మమగరి సని ని సమగ పమని ద సని సని సని ద పమ గమరి మగ సమాగ పమని ద పమ గమరి మగరి మమగరి సని ని సమగ పమని సని సని మగ போச்சு விதையெல்லாம் மாச்சு கரு கருவால் தூக்கி நாங்க திரும்பி வந்தாச்சு பயிரெல்லாம் மறுத்து விட்டு தர மேலே தூக்கி கிட்டு தூக்கிக்கிட்டு தாடுச்சு விட்டு தர மேல சேர்த்தோம் பயிரெல்லாம் மறுத்து விட்டு தர மேலே தூக்கி చేతు నల్లదాడి చువిట్టు తల మీద చేతు கடனு பொங்க வச்சோ மத மதனு சூட நாங்க பொங்க வச்சோமே கலனில சேத்தனெல்ல கத கடனு பொங்க வச்சோ மத மதனு சூட நாங்க பொங்க வச்சோமே பொங்க வச்சோமே பொங்க வச்சோமே தந்தானே தானே dance, the Isha homeschool performers will play the role of both the dancer and the musician. Bharatanatyam is also known as Parayattam, is one of the oldest folk dance forms of Tamil Nadu. A tough and challenging folk art form, Tapattam is performed by dancers who play their own handheld drum, or tappu, presenting Tapattam. பறையாட்டம் அல்லது தப்பாட்டம் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான நடனமாகும் ஆதி மனித சமூகம் தங்கள் கூடுதலுக்காகவும் தங்கள் குழுவுக்கு ஆபத்துக்களை உணர்த்தவும் விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் எழுப்பிக் கொண்ட சத்தம்தான் பறையாட்டத்தின் மூலம் என கருதப்படுகிறது ஆவேசம் மகிழ்ச்சி உற்சாகம் என உணர்ச்சிகளை எழுப்பி கேட்போரை ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் சக்தி வாய்ந்தது இது தப்பு அல்லது பறை என்ற இசைக்கருவியை இசைத்து ஆடப்படுவதால் இது பறையாட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஈஷா ஹோம் ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் இந்த பறையாட்டத்தை செதுக்கியவர் நாட்டுப்புற நடன கலைஞர் மற்றும் ஆசிரியர் திரு ராஜேஷ் அவர்கள் இதோ உங்களுக்காக பறையாட்டம் The next dance is one of the lesser known folk dance forms of Tamil Nadu, Pinnal Kolattam. It is a group dance performed by women of all ages, usually in celebration of a successful harvest. Pinnal means plait, and Kolattam refers to a stick dance. Women form a large circle around a central pole on which dangle several colorful ropes. Each dancer holds one end of a colorful rope and while playing with sticks dances around the pole, weaving in and out of the circle, forming intricate and beautiful patterns. When there's not enough rope to dance with, the women reverse the steps and unwind the ropes, presenting Pinnal Kolatam. பின்னல் கோலாட்டம் என்பது குறுந்தடி சிலம்பு எனப்படும் கோலாட்டத்தின் ஒரு வகையாகும் கோலாட்டத்தில் பின்னல் கோலாட்டம் பார்க்கச் சிறந்தது ஒரு கயிறின் இரண்டு புறங்களிலும் துணிகளை கட்டிக்கொண்டு பத்து பேர் ஆடுவார்கள் முன்னும் பின்னும் ஆடி அந்த துணிகளை பின்னல்களாக கோர்த்து பின்னர் அதே ஆட்டத்தை திரும்பவும் ஆடி பின்னலை அவிழ்ப்பார்கள் இந்த பொங்கல் கோலாகலத்தின் இறுதி நிகழ்ச்சியாக உங்கள் கண்களுக்கு விருந்தாய் இதோ பின்னல் கோலாட்டம் வழங்க வருகிறார்கள் ஈஷா ஹோம் ஸ்கூல் மாணவர்கள் இந்த அற்புதமான கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய ஈஷா சம்ஸ்கிருதி மற்றும் ஈஷா ஹோம் ஸ்கூல் மாணவர்களுக்கு நமது நன்றியினை பலத்த கரகோஷத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் Thank you for joining us for this evening's cultural program. We welcome all of you to enjoy the prasadam that will be served on the left side of the dais. Dinner will be served for the ashram volunteers at Biksha Hall. Once again, We wish you all a very happy Pongo and thank you for being with us on this festive occasion. பொதுமக்கள் அனைவருக்கும் இங்கு பிரசாதம் வழங்கப்பட இருக்கிறது ஆசிரமவாசிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு உணவு ரிக்ஷா ஹாலில் பரிமாறப்படும் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி